hello every one welcome to big and TV இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜியோவில் அவுட் கோயிங் இன்கமிங் காலுக்கெல்லாம் சார்ஜஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போது சிக்ஸ் பைசா சார்ஜ் பண்ணுவாங்க பேர் மினிட்டுக்குன்னு அது ஏன் அதை சார்ஜ் பண்ணுறாங்க எதனால் அதை சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கான புதிய புதிய ஆஃபர்ஸ்லாம் அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஜியோட ஆஃபர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐயூசினா என்னென்னு பார்த்துலாங்க இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜ் தாங்க ஐயூசி இப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெகுலாரிட்டி சார்ஜ் தான் இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு நெட்ஒர்க்கு நம்ம வேற ஒரு ஆப்ரேட்டர்லேருந்து இன்னொரு ஆப்ரேட்டர் நம்ம கால் பண்ணுறதுனால அதுக்கான சார்ஜஸ் தாங்க அது அது ஒரு மினிட் பார்த்தீங்கன்னா ஆறு பைசா சார்ஜ் பண்ணுறாங்க இது எப்படி பே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஏர்டெல் கஸ்டமர் ஏன்னு வச்சுங்க நீங்கள் வந்து ஜியோ கஸ்டமர் பின்னு வச்சுங்க இந்த ரெண்டு நெட்ஒர்க்கும் அவுட் கோயிங் இன்கமிங் கால் இந்த சார்ஜஸ் தாங்க இப்படி பே பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வந்ததுனால நம்ம ஜியோ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் triple two triple three triple four triple five இந்த மாதிரி ஒரு நாலு பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது எப் இது என்னென்ன பிளானுன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பிளான் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாளைக்கு ஐம்பத்தாறு ஜிபி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஜியோ டு ஜியோ கால் வந்து ஃப்ரீங்க அதர் நெட்ஒர்க் யூஸ் பண்ணிங்கன்னா தௌசண்ட் மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீ அதுக்கப்புறம் பேசுறதுக்கெலாம் சிக்ஸ் பைஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டூ ஜிபி பெர் டேக்கு லிமிட் கொடுக்குறாங்க இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா பிளான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பத்தாறு நாளைக்கு இதையும் பெர் டேக்கு டூ ஜிபி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க Jio to Jio call free அது நெட்ஒர்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதேமாதிரி ஆயிரம் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ அதுக்கப்புறம் பேசிங்கன்னா பெர் மினிட்டுக்கு சிக்ஸ் பைசே சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் பிளான் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் டேஸ்க்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா Jio to Jio call free other network பேசிங்கன்னா ஆயிரம் மினிட்ஸ் ஃப்ரீயாக பேசினா அதுக்கப்புறம் பேசினா பெர் மினிட்டுக்கு சிக்ஸ் பைசே சார்ஜ் பண்ணுவாங்க இதுவும் டெய்லி வந்து டூ ஜிபி ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்குறாங்க இந்த ட்ரிபிள் ஃபைவ் பிளான் பார்த்தீங்கன்னா இதுவும் எயிட்டி ஃபோர் டேஸ் தாங்க Jio to Jio call free other network பேசிங்கன்னா இதில் வந்து மூவாயிரம் மினிட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பேசினா சிக்ஸ் பிஜி சார்ஜ் ஆகும் இதுவும் பெர் டேக்கு வந்து டூ ஜிபி இன்டர்நெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்ம நார்மலாக போடக்கூடிய three ninety nine four forty nine இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸும் ஆகலை அதுலேயே தான் இருக்குது என்னென்னா என்ன ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த other network out going calling coming calling இந்த மாதிரி சார்ஜஸ் மட்டும் போட்டிருக்காங்க அதுக்காக டாப் ஆஃப் வவுச்சர் கொடுத்துருக்காங்க டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி ஒரு வவுச்சர் நம்ம எவ்வளோ மினிட்ஸ் நம்மளுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாட்சஸ் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் டென் ருபீஸ் சார்ஜஸ் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நம்ம ஃப்ரீயாக பேசிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி டேட்டாவும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதே மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ்க்கு டூ ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு six fifty six minutes hundred ருபீஸுக்கு thousand three six two two minutes இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜிபி நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நெட்ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி ஜியோட நெட்ஒர்க்கோட ஆஃபர்ஸ்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டினே கிளிக் பண்ணுறேங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் பிகன் டியூட்டியூலேருந்து உங்கள் விலு டட்டா பை பாய்